செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் ஸ்ரீ ராமராஜா என்ற பெயரில் ஆசிரமம் நடத்தி வருபவர் சிவசங்கர் பாபா இவரின் இயற்பெயர் சிவசங்கரன் எழுபத்தி இரண்டு வயதான இவர் கடந்த இருபது ஆண்டுகளாக கேளம்பாக்கத்தில் சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் ரெசிடென்சியல் பள்ளியை நடத்தி வருகிறார் இந்த பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு பாலியல் பொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது சமூக வலைத்தளங்களில் சிவசங்கர் பாபா மீது அந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவிகள் புகார்களை கூறியிருந்தனர் இதையடுத்து மாநில குழந்தை உரிமைகள் ஆணையம் சார்பில் சிவசங்கர் பாபா பள்ளி நிர்வாகிகளுக்கு சம்மன் அனுப்பியது சிவசங்கர் பாபாவுக்கு உடல் நலம் சரியில்லை என ஆணையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பள்ளி நிர்வாகிகள் ஆணையத்தில் ஆஜராகினர் இந்த நிலையில் மாமல்லபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மூன்று மாணவிகள் புகாரளித்தனர் அதன் பேரில் போலீசார் போக்சோ உள்ளிட்ட எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து டிஜிபி திரிபாதி உத்தரவிட்டார் மாமல்லபுரம் போலீசார் பதிவு செய்திருந்த இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த உள்ளனர் ஏற்கனவே ஜூடோ மாஸ்டர் கெபிராஜ் மீது அண்ணாநகர் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இந்த வழக்கும் சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டிருந்தது தற்போது சிவசங்கர் பாபா வழக்கும் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருப்பதால் விசாரணை வேகம் சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்து போலீஸ் உயரதிகாரி ஒருவரிடம் பேசினோம் மாமல்லபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிவசங்கர் பாபா உள்பட பள்ளி நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குழந்தைகள் உரிமை ஆணையத்திடம் சிவசங்கர் பாபா உடல் நலம் சரியில்லாததால் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அதற்கான மருத்துவ சான்றிதழை ஆணையத்திடம் சிவசங்கர் பாபாவின் வழக்கறிஞர் சமர்ப்பித்தார் இந்த வழக்கில் ஆதாரங்களை சேகரிக்க வேண்டியதிருப்பதாலும் வெளி மாநிலத்துக்குச் சென்று விசாரணை நடத்த வேண்டும் என்பதாலும் சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது மாமல்லபுரம் அனைத்து மகளிர் போலீசார் பதிவு செய்திருக்கும் ஃபார் மற்றும் ஆதாரங்கள் சிபிசிஐடி போலீசாருக்கு வந்தவுடன் விசாரணை தொடங்கும் இதற்கிடையில் சிவசங்கர் பாபா வழக்கை விசாரிக்க சிபிசிஐடியில் அதிகாரி ஒருவர் நியமிக்கப்படுவார் என்றார் சிவசங்கர் பாபா மீது சமூக வலைத்தளங்களில் வெளியான புகார் ஆடியோ அடிப்படையில் நடந்த விசாரணையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பது சிவசங்கர் பாபாவின் பக்தர்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வந்த தகவலை அடுத்து சிபிசிஐடி போலீசார் டேராடூன் விரைந்தனர் அங்கு சிகிச்சையில் இருந்ததாக கூறப்பட்ட சிவசங்கர் பாபா காவல்துறை வருவதை அறிந்து அங்கிருந்து தப்பியுள்ளார் இதனால் சிவசங்கர் பாபா விமானம் மூலம் தப்பிக்காத வகையில் தேடப்படும் குற்றவாளியாக சிபி சிஐடி போலீசார் அறிவித்தனர் பின்னர் உஷாரான சிவசங்கர் பாபா நேபாளத்துக்கு சாலை வழியாக செல்ல திட்டமிட்டு டெல்லிக்கு சென்றிருக்கிறார் இந்த தகவல் கிடைத்ததை அடுத்து டெல்லி போலீசாரின் உதவியுடன் காசியாபாத் சித்தரஞ்சன் பகுதியில் பதுங்கியிருந்த சிவசங்கர் பாப்பாவை சிபி சிஐடி போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர் இதனையடுத்து அவரை சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் அதன்படி டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சிவசங்கர் பாபா இன்று இரவு எட்டு மணி இண்டிகோ விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்படுகிறார் இரண்டு நாள் பிராஞ்சிட் வாரண்ட் கொடுக்கப்பட்டுள்ளதால் பத்தொன்பது இம் தேதி காலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இப்பள்ளியில் படித்து வரும் மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் இச்சம்பவத்தால் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளனர் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகள் இப்பள்ளியில் படிப்பினை தொடர விருப்பமில்லாமல் மாற்று சான்றிதழை பெற்று வேறு பள்ளியில் சேர்த்து வருகின்றனர் இந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி இப்பள்ளியை விட்டு வெளியேறும் மாணவர்களுக்கு வேறு பள்ளிகளில் சேர்த்திட கல்வித்துறை உரிய ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளனர் மேலும் இப்பள்ளி நிறுவனர் சிவசங்கர் பாபா குழந்தைகள் நலனுக்கு எதிராக செயல்பட்டு பல்வேறு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளதாகவும் பள்ளி நிர்வாகம் இதற்கு உடந்தையாக இருந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் பள்ளிக்கல்வித்துறை உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு இப்பள்ளியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் அதோடு இப்பள்ளியை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தமிழக அரசினை மாவட்ட குழந்தைகள் நலக்குழுமத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் என பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்